வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் சாப்டரில் கனசதுர வடிவத்தை பற்றி பார்க்கலாம் கனசதுரம் மற்றும் அதன் புறப்பரப்பு நீளம் அகலம் மற்றும் உயரம் ஆகிய அனைத்தும் சமமாக உள்ள ஒரு செவ்வகமே கனசதுரம் அதாவது ஒரு கனசதுரமானது ஆறு சதுர பக்கங்களால் அடைப்பட்ட திண்மம் கனசதுரங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பகடைகள் பனிக்கட்டிகள் சர்க்கரை கட்டிகள் இந்த வரையறையும் எடுத்துக்காட்டும் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம கனசதுரம் எப்படி உருவாகுது அதோட பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கனசதுரம் அப்படிங்கிறது ஒரு முப்பரிமாண வடிவம் கனசதுரம் அல்லது அருசதுரம் அல்லது பருஞ்சதுரம் அப்படிங்கிறது கனசதுரத்தோட வேறு பெயர்கள் ஒரு கனசதுரம் அப்படிங்கிறது ஆறு ஒத்த சதுர முகங்களால் அவற்றின் விளிம்புகளுடன் இணைந்த இடத்தின் ஒரு பகுதி ஒவ்வொரு மூலையிலும் மூன்று விளிம்புகள் சேர்ந்து ஒரு உச்சியை உருவாக்குது கனசதுரத்தை வழக்கமாக நம்ம ஹெக்ஸாஹெட்ரான் அப்படின்னு அழைக்கலாம் ஒரு கனசதுரத்துக்கு ஆறு முகங்கள் உள்ளது அனைத்து முகங்களுமே சதுரங்கள் மொத்தம் பனிரெண்டு விளிம்புகள் இருக்கு எல்லா முகங்களும் சதுரங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்ததா இருக்கிறதுனால பனிரெண்டு விளிம்புகளும் ஒரே நீளத்தை கொண்டவை ஒரு கனசதுரத்தின் ஆறு சதுர முகங்களை மடிப்பதன் மூலம் நம்ம பதினோரு வெவ்வேறு வகையான வலையமைப்புகளை உருவாக்க முடியும் அந்த வலைகளை பயன்படுத்தி நம்ம கனசதுரத்தை உருவாக்கலாம் மூன்று விளிம்புகள் சந்திக்கும் இடத்துல ஒரு புள்ளி உருவாகுது அந்த புள்ளிக்கு பேரு செங்குத்து மொத்தம் எட்டு செங்குத்துகள் கனசதுரத்தில் இருக்கு நம் அன்றாட வாழ்க்கையில பல்வேறு வடிவியல் வடிவங்களால் நம்ம சூழப்பட்டிருக்கிறோம் குழந்தை பருவத்தில் அதிகம் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்றான பகடை கனசதுர வடிவத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மேலும் ஐஸ் கியூப் பழைய இரும்பு லாக்கர்கள் பரிசு பெட்டி பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாமே கனசதுர வடிவத்துக்கு எடுத்துக்காட்டு சிறந்த விற்பனையாகும் மற்றும் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான பொம்மைகள் ஒன்று ரூபிக் கியூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் ஆண்டிற்கான சிறந்த டாய் விருதை இந்த ரூபிக் கியூப் வென்றது ரூபிக் கியூப் கனசதுர வடிவத்துக்கு மிகச் சரியான ஒரு எடுத்துக்காட்டு கனசதுரத்தின் மொத்த பரப்பு மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு பக்கமும் சதுர வடிவத்தில் இருக்குது சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் ஆறு பக்கங்கள் இருக்கிறதுனால மொத்த பரப்புக்கு ஃபார்முலா ஆறு ஏ ஸ்கொயர் பக்கப்பரப்பு அப்படிங்கிறது பக்கவாட்டு பரப்புகளை மட்டும் நம்ம சேர்த்தணும் நாலு ஏ ஸ்கொயர் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஃபோர்த் சம் கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கனசதுரங்களின் மொத்தப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் நீங்கள் போடுங்க தேர்ட் சம் ஏ சமம் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கனசதுரத்தோட பக்க அளவை ஏ அப்படிங்கிற எழுத்துல நம்ம குறிக்கிறோம் கனசதுரத்தின் மொத்தப்பரப்பு சமம் ஆறு ஏ ஸ்கொயர் ஆறு பெருக்கல் ஏவோட வர்க்கம் அப்படிங்கிறதுனால ஏவை ரெண்டு தடவை நம்ம எழுதணும் பெருக்கும் போது தசம புள்ளி இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம்னா முன்னூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பக்கப்பரப்பு சமம் நாலு ஏ ஸ்கொயர் நாலு பெருக்கல் ஏழு புள்ளி ஐந்து பெருக்கல் ஏழு புள்ளி ஐந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெருக்கினதுக்கப்புறம் தசம புள்ளி ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஜீரோ கேன்சல் ஆயிரும் இருநூத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபிஃப்த் சம் கனசதுரத்தோட மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பக்கப்பரப்பு பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா நாலு ஏ ஸ்கொயர் அப்போ ஏ தெரிஞ்சாதான் நம்மளால் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க முடியும் ஆறு ஏ ஸ்கொயர் சமம் இரண்டாயிரத்தி நானூறு இந்த ஆறு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆறு பெருக்கல் ஏ ஸ்கொயர் சமம் இரண்டாயிரத்தி நானூறு நம்ம இந்த ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும் அதனால் பெருக்கல் இருக்கிற ஆறு வலது பக்கத்துக்கு போகும்போது வகுத்தல் ஏ ஸ்கொயர் சமம் நானூறு நம்ம இங்கே ஏ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா நாலு ஏ ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயரோட மதிப்பை நம்ம அப்படியே பிரதியிட்டரலாம் நாலு பெருக்கல் நானூறு ஆயிரத்தி அறநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பயிற்சி கணக்குகளையும் எடுத்துக்காட்டு கணக்குகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ